Swami.

Bye. you see, gospels do not hear. Do not hear. Vinam, vinam, Ananta Swami Srila Prabhupada. A person in full Krishna consciousness is not unduly anxious about executing the duties of his existence. The foolish cannot understand this great freedom from all anxiety. For one who acts in Krishna consciousness, Lord Krishna becomes the most intimate friend. He always looks after his friend's comfort. எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் ஒருவனுக்கு பக பகவான் கிருஷ்ணர் மிக அந்தரங்கமான நண்பராக இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே தமது நண்பனுடைய வசதி வசதியை கவனித்துக் கொள்கிறார் அவர் தன்னையே தமது நண்பனுக்கு அளிக்கின்றார் இறைவனை திருப்தி செய்வதற்காக நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவதில் பக்தியுடன் ஈடுபட்டு இருக்கும் அவனுக்கு அவர் தன்மையே அளிக்கின்றார் எனவே வாழ்வி உடல் கருத்துணர்வான பொய் அகங்காரத்தால் யாருமே அழைக்கப்படப்படக்கூடாது ஜட இயற்கையின் சட்ட திட்டங்களிலிருந்தும் தன்னை சுதந்திரமானவனாகவோ விருப்பப்படி செயல்படக்கூடியவனாகவோ யாருமே பொய்யாக எண்ணி கொள்ளக்கூடாது ஏற்கனவே அவன் ஜட சட்டங்களில் கடுமையான விதிகளுக்கு கீழ் இருக்கின்றான் ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டவுடனேயே அவன் விடுதலை பெற்று விடுகின்றான் ஜட கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றான் கிருஷ்ண உணர்வில் செயல் நிறைந்தவனாய் இல்லாத ஒருவன் இறப்பு இறப்பு கடலின் ஜட சுழலில் தன்னையே இழக்கின்றான் என்பது என்பதை ஒருவன் வெகு கவனமாக கவனமாக எண்ணி பார்க்க வேண்டும் கட்டுண்ட ஆத்மாவான எவனுக்குமே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது உண்மையில் தெரியாது ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவர்களோ ஒவ்வொருவரும் கிருஷ்ணரால் உள்ளிருந்து தூண்டப்பட்டு ஆன்மீக குருவால் உறுதி செய்யப்படுவதால் அவன் செயல்படும் விடுதலை உடையவனாக இருக்கின்றான் ஓம்

remember the base, coming back to the base. So ஸோ வெளியே போன பக்தர்கள் வந்து இந்த மூலாதாரத்தை வந்து மறக்கக்கூடாது மறுபடியும் இந்த பாவம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம் Just like we came with Teshashayi Prabhu, Teshashayi came with me from Kodu. He's been serving luck up there in Kodu up the Bhattavar. And he's come back to see his family here. சேஷசாயி பிரபு உதாரண சொன்னாரு ஆதார்ஷ கோடندي தினேங்க பிரபு நாமந்த வந்து ஏவறதுக்கு வந்துட்டாங்க மல்கடியங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற திருசொல் சேஷசாயி பிரபு ஜபナ பிரஸ்தா இதுக்கு வைஸ்パスரோய் சேஷே இஸ் சூசைட் दट டிஸ்டிட் சார்ஜஸ் கிருஷ்ணர் சேஷசாயி பிரபு ஜபナ பிரஸ்தா வந்து இருக்காரு அவருடைய மனதில் ஏறி ஸோ அதனால் அவர் முழுமையாக சேவை ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் He wanted to go to Mayapur, but Jagannatha Swami Maharaj requested him to stay in Malaysia and do service. శశి సాయి ప్రభు మాయాపూర్కి పోయి సేవ చేయమని ఆశపడ్డారు ஆனால் ஜெயபதி சுவாமி மகாராஜ் வந்து அவர் மலேசியாவில் இருந்து சேவை செய்ய அப்படி because we have so many temples in Malaysia now. ஸோ அதனால் மலேசியாவில் இருந்து சேவை செய்கிறது வந்து இன்னும் ரொம்ப மேலானது In Malaysia, வந்து இப்போ நிறையா சென்டர்ஸ்லாம் இருக்குது So we came from Butterworth and we went to Telakintan, went a program there in Telakintan. So Butterworth வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு தெலோக்கிட்டானில் ப்ரோக்ராம் முடிஞ்சு இங்கே வந்திருக்கிறாரு And they have a big and they're bringing people from Bengal, people from India, they're bringing people there to help to do service. இங்கே ஒரு பெரிய ஆலயம் இருந்துன்னு சொன்னாக்கா பெங்காலில் இருந்து இந்தியாவில் இருந்து நிறைய பக்தர்கள் கூட்டி So it's better we have Malaysian devotees. ஸோ அதனால் இங்கே உள்ள இங்கே உள்ள ஆலயத்துக்கு வந்து மலேசியா பக்தர்களே இருக்கிறது நோ நன்மை shouldn't have the import Shouldn't. No, should not. வெளியே இருந்து வெளியே தேசத்திலிருந்து பக்தர்களை இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு so many people here in Malaysia மலேசியாலேயே நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க we have to use them bring them to do service அவங்களை பயன்படுத்திக்கணும் பகவானுடைய சேவை so we're happy see also our Bahau center here. This is very nice temple, very good place you have here. But I know you're planning to expand. பகாவ சென்டர் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு சென்டர் அப்படின்னு சொல்கிறாரு இது center விரிவுபடுத்துறதுக்கு போகிறீங்க அப்படின்னு அவர் கேள்விப்பட்டாராம் In the beginning we only had அதெல்லாம் பாதி இருந்தது அப்புறம் பக்கத்தில் ஒரு பாதி கிடைச்சது இப்போ அது வந்து பெரிய பெரிய ஒரு இடமாக இருக்குது Devadeva Prabhu was staying here for some time. Now he is in great health in Kuala Lumpur, recovering because he underwent major surgery. Devadeva Prabhu வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்தாரு இப்போ அவர் குழம்பு வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சிகிச்சை சிகிச்சை வந்து இப்போ நல்லா வந்துட்டு இருக்கிறார் So devotees are getting older, they're not getting any younger, they're all நிறைய பக்தர்கள் வந்து எல்லாமே வயதாக போய்கிட்டு இருக்கிறாங்க இளமையாக ஆகிறது இல்லை அதே மாதிரி நீங்களும் தான் இங்கே சிறுவர்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்கெல்லாம் பெரிய ஆளாகி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு We want to give these young men the good training, give them Krishna consciousness. இவங்களுக்கெல்லாம் நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் And if they get the good training when they're young, then when they grow up, they'll remember Krishna. இந்த வயதிலேயே அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்தால் அவங்க பெண்ண பிரியன் ஆக பிறகு அவங்க வந்து கிருஷ்ணர நினைவில் வச்சிருப்பாங்க To learn about Krishna consciousness from the Kumar stage of life. ஸ்ரீமன் பாகவதத்தில் வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்லியிருக்கிறாரு கௌமாரம் ஆச்சரிய பிரத்னோ தர்மான் பாகவதையா அது அவர் சிறு வயதிலிருந்தே இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்கணும் Krishna's childhood, Lord Krishna's childhood is in three stages. There is the Kumar, and the Kogada, and the Kishore. கிருஷ்ணனுடைய வீடுகள் வந்து சிறு வயதிலிருந்து மூணு நிலைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது கௌமார பௌகண்ட கிஷோர் So Kumar is the first five years. கௌமாரம் வந்து முதல்

to 15, that is Kishore. So when Krishna's Kumar, first five years, is with his mother and father, with Nanda Maharaj, Mother Yashoda. முதல் அஞ்சு வயசு வரைக்கும் கிருஷ்ணர் வந்து and then when he became five, when he became Poganda, when he became six, up to ten, that time then he's given the, the calves to go in the forest. பிறகு பகவான் ஆறு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அவருக்கு கன்று குட்டியை வந்து மேய்க்கிறதுக்கு அவரை அனுப்பி விட்டாங்க உங்களுக்கு எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்னு When Srila Prabhupada was a young boy, he also went to school and he learned Sanskrit. Srila Prabhupada, Srila Vaidya, Prabhupada, our school boy, Kaligurudu boy, Sanskrit and Lakita. And his father had him also learn to play Madanga. Avanga appa avalayum Madanga சில வந்து ஹார்மோனியம் விளையாட தெரியும் So at one point the family wanted to send Prabhupada to England to go and study and become a lawyer. So the தலைவர் வந்து ஸ்ரீலா பிரபுபாத் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி ஒரு லாயர் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தது But Prabhupada's family, Prabhupada's father, he said no. I don't want my son to become like that. ஆனால் ஸ்ரீல பிரபுபாருடைய தகப்பனார் வந்து அவருடைய மகனை அனுமதிக்க மறுத்தார் father would just to play See also the ஸ்ரீல பிரபுபாடு வந்து இங்கே இருந்து மருதங்காவை கற்றுக்கணும் ரத யாத்திரா செய்யணும் பகவானுடைய மூர்த்திகளை போகணும் அப்படின்னு சொல்லி So again now in Malaysia we're having Rath Yatra. Tomorrow there will be Rath Yatra in Melaka. அதே மாதிரி இந்த நாட்டிலும் நிறைய ரத யாத்திரை நடைபெறுது நாளைக்கு வந்து மலாக்காவில் வந்து ரத யாத்திரை வருது And then on 7th, 7th of January, there will be Rath Yatra in Brickfield. ஒன்றாம் மாதம் ஜனவரி ஏழாம் தேதி வந்து பிரிக்பீக்ஸில் வந்து ஒரு ரத யாத்திரை நடைபெறுது Gokul. Rathyatra is very famous in Malaysia. You also have Rathyatra here in Bahau. I know I've come here before for Rathyatra. ரத யாத்திரா உற்சவம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பகாவலையும் ரத யாத்திரா நடைபெறுது நானும் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த ரக பகாவ ரத யாத்திராவில் So Srila Prabhupada, like as a young boy, ஸ்ரீல பிரபுபால் செல்வன அதுக்குள்ள இந்த ரத யாத்திரா வச்சு விளையாட்டு வரோம் அதே நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் And in this way everybody was becoming Krishna conscious. இதனால நிறைய பேர் கிருஷ்ண உணர்வாக மாற்றப்பட்டார்கள் And Prabhupada's father would arrange prasadam and he would give prasadam to all the young children and the young children would all enjoy. சில பிரபுகள் வந்து என்ன செய்வாருன்னா எல்லாத்துக்கும் பிரசாதம் அரேஞ்ச் பண்ணிடுவார் இந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது So those two activities, chanting Hare Krishna, doing kirtan and having prasadam, very important. ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வது பிரசாதம் சாப்பிட்றது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் our mandir. They are having kirtan until midnight to see in the new year. People like to stay awake till the midnight to see in the new year. So the பொதுவாக மனிதர்கள் வந்து இந்த புது வருஷம்னால ராத்திரி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால இந்த கால இந்த நேரத்தில் வந்து ஹரிநாம் கீர்த்தனம் செஞ்சு அதில் சந்தோஷமாக இருக்கணும் நீங்க இன்னைக்கு கீர்த்தனம் செய்ய போறீங்களா நிறைய கீர்த்தனம் செய்யணும் நீங்கள் வெள்ளனையாக முடிச்சது தான் இருபது வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் கீர்த்தன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எல்லாம் The Srimad Bhagavatam says that the age of Kali is an ocean of faults. But there's one good thing about the age of Kali. Just by chanting Hare Krishna, you can get your இந்த கலியுகத்துல வந்து தோஷம் நிறைஞ்ச யுகம் ஆனா இருந்தாலும் இந்த யுகத்துல வந்து ஒரு நன்மை உத்தமமான விஷயம் இருக்குது அதுதான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் So there's a lot of faults in the Kali Yuga, many faults. We have a short life. We don't live very long. கலியுகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து அல்ப ஆயுஷ் அதாவது நம்ம Sanjay Yuga people live one life, 100,000 years. Matka Yuga Tala, Udhar Nadeka Sakti Yuga Tala, the Manita Yuga Tala, the Yuga Tala, the And then in the Dwapa Treta 10,000 years. Treta Yuga Tala, the Bataya Vaksha, Manita Yuga Tala, the Yuga And Dwapa Yuga, 1,000 years. வந்து ஆயிரம் வருஷம் Now in Kali Yuga, you live a hundred years. Oh, very long life. கலி யுகத்தில் வந்து நூறு வருஷம் ஆயுள் காலம் ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப காலமாக தெரியுது Even the, the queen, the queen of England, she left her body this year. She was 96. குயின் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்தோட ராணி அவங்க இருந்தாங்க So she had so many doctors taking care of her and all the medicine to keep her alive, but she could not see a hundred. நிறைய மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் கொடுத்து அவரை வாழ வைக்கணும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது தோல்வியில் போய் முடியுது years now in Kali Yuga. If you live 70, it's சரிய விதத்தில் நூறு வயசு ஆயிருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய விஷயமானது எழுபது வயசுக்கு மேல வாழ்ந்தா அது வந்து ஒரு பெரிய போனஸ் Gokulananda. Oh. We have also rally vocal Ananda in Bhaktivedanta Manor in London, in England. ராதா கோகுலானந்தா பக்தி வேதாந்தா மேனர் அப்படின்னு England, ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் அவங்க அந்த கீர்த்தி பேர் வந்து ராதா கோகுலானந்தா கோகுலானந்தா was also the deity of Lokanath Goswami who lived in ரொம்ப அழகான மூர்த்தி இருக்கிறாங்க ராதா கோகுலநந்தர் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வந்து பகவான தர்சனம் பண்ணி சேவை செய்யணும் When Prabhupada was a young boy, his father would take him to the temple to see deity there in Calcutta. Srila Prabhupada சிறுவனாக இருக்குள்ள அவருடைய தகப்பனார் பிரபுபாத் எப்போதுமே அங்க இருக்கிற ஒரு கோயில் ஆலயத்துல அங்க இருக்கிற ஒரு மூர்த்தியோட பேர் வந்து ராதா கோவி ஒரு சமயம் மகாராஷ்டிரா அங்கே கல்கத்தாவில் இருந்தாலும் அந்த கோயில் அங்கே இருக்கிற கோயிலை சேவை செஞ்சுக்கிட்டு அப்போ ஷீலா பிரபுபாலுக்கு So Prabhupada was our spiritual father. The spiritual father is the same as the, the other bodily father. Bodily father wants to help the child to become Krishna conscious. The spiritual father, he also gives Krishna consciousness to the disciple. brings them to the temple, shows them the deity. ஆன்மீக தகப்பனார் பௌதீக தகப்பனார் அப்படின்னு அவர் ரெண்டு வித்தியாசப்படுத்தி சொன்னாரு அதாவது பௌதீக தக தகப்பனார்னா நம்மளுடைய ஆத்ம பெற்றவர்கள் தகப்பனார் வந்து பிள்ளைகளை வந்து கிருஷ்ண உணர்வராக வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அதே மாதிரி சில புரோபாட் வந்து நம்மளுடைய ஆன்மீக தகப்பனார் அவருடைய சிஷியர்களை வந்து கிருஷ்ண உணர்வுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகவானுடைய மூர்த்தியை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் கூட்டிட்டு போவார் நிறைய ஆலயங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் நிறைய பக்தர்கள் வந்து பகவான தரிசனம் அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்க அவங்க பகவானுடைய தர்சனம் பார்க்க பார்க்காத வரைக்கும் யாரும் பசையாக மாட்டாங்க and even if they have fever they'll still come to see the deity அவங்க உடல் முடியாம இருந்தாலும் காசியா இருந்தாலும் கூட பகவான தரிசனம் பண்ண வருவாங்க in the times of lord rama there was one brahmana every morning he must come and see lord rama and he would offer obeisances every morning to lord rama ஒரு ராமர் காலகட்டத்தில் வந்து ஒரு பிராமணர் இருந்தாரா இவர் வந்து வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ராமபிரான பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ண வருவார் And he would not eat unless he saw Lord Rama. First he had to see Lord Rama and then only he would go home and eat. அது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு உணவும் எடுத்துக்க மாட்டார் பகவான் ராமரை பார்த்த பிறகுதான் அவர் போய் உணவும் But sometimes Lord Rama would go away, he would go out to visit the kingdom, would go around the kingdom, and the man would come and Lord Rama's not there. So then he would fast, he would not eat. சில நேரத்தில் வந்து ராமர் அவருடைய இல்லத்தில் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்தை கிளம்பிடுவாராம் அப்போ இந்த பிராமணர் வந்து ராமர் ராமரை பார்க்க இல்லைன்னு அன்னைக்கு போதா அவர் வந்து சாப்பிட மாட்டா விருதம் Then after several days only, after several days, Lord Rama came back. The Brahman had been fasting all the time. சில நேரம் பல நாட்கள் பிறகுதான் ஸ்ரீராமர் திரும்புவாராம் அப்ப அது வரைக்கும் அந்த பிராமணர் வந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பார் So when Lord Rama heard that the Brahmana was fasting like this, so then Lord Rama felt very sorry for this is not right. ஸ்ரீராமர் இதை பத்தி கேள்விப்பட்டான அவருக்கு ரொம்ப மன வேதனையாக இது வந்து சரியில்லை அப்படின்னு அவர் நினைச்சார் But he was not He said, "No, I have to do this. This is my vow." ஆனா அவர் வந்து பக்தர் இல்லை இருந்தாலும் அந்த பிராமணருக்கு வந்து இது வந்து நான் செஞ்சே ஆகணும் இதை வந்து நான் ஒரு வாழ்க்கையில வந்து வழக்கமாக நான் ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டேன் Have you made any vow? you உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது அடையத்துக்கு ஏதாவது சபதம் அந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் திருமணம் ஆக பொழுது நீங்கள் ஒரு உறுதிமொழி உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க அந்த உறுதிமொழியை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா அதே மாதிரி தீட்சை பெறுவதுல எவ்வளோ பேர் நீங்கள் தீட்சை பெற்றிருக்கீங்க அப்படின்னு தீட்சை பெறக்குள்ள நம்ம தான் உறுதிமொழி எடுத்துக்கிறோம் என்ன உறுதிமொழி நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த உருது நோய் வந்து ரொம்ப முக்கியமானது பகவானுடைய மூர்த்திகளுக்கும் குருவினுக்கும் அக்னி அதாவது அந்த யாக அக்னிகளுக்கும் நம்ம இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது So this man made the vow. Every day he would come to see Lord Rama, offer obeisances. But he could, sometimes he couldn't see, so he didn't see. So, அதே மாதிரி இந்த பிராமண தான் சாப்பிடணும்னு சில நேரத்தில் ஸ்ரீ ராமோட தர்ஷனம் கிடைக்காது அதனால அவர் விரதம் எடுப்பாங்க So what Rama gave him deity, he gave him the deity, Sitaram. He said, here, you, this is my deity, my, my, my wife, and this is, you worship the deity. Every day you offer obeisances to me, I am not different from the deity. அப்போ ஸ்ரீராமர் வந்து அவருடைய அவரும் அவருடைய மனைவியும் சீதா தேவியும் இருக்கிற ஒரு மூர்த்தியை அந்த பிராமணர்கிட்ட கொடுத்து நீ ஒவ்வொரு நாளும் இந்த மூர்த்தியை நீ வழிபடணும் இதுக்கு நீ நமஸ்காரம் பண்ணு இந்த மூர்த்தியும் நானும் வெவ்வேறு அல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிராமணருக்கு அவரும் அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்த இந்த மூர்த்தியை கொடுத்தார் ஸோ இந்த மாதிரி அந்த பிராமணர் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ரீ விக்கிரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க So the deity Lord Krishna has come here in the form of the deity for us to worship him. So அதே மாதிரி பகவானும் இங்க அவருடைய அச்சமிகிரத்து ரூபமாக இங்க வந்து நம்ம எல்லாம் அவரை வழிபடணும் அப்படின்னு வந்திருக்காரு You have put the deity of Radha and Krishna. நீங்க எல்லாம் ராதா கிருஷ்ணா விக்கிரத்தை வச்சிருக்கீங்க. Very advanced. You have to be very good devotee to worship Radha and Krishna. ரொம்ப உயர்வான தரமான வழிபாடு ராதாகிருஷ்ணன் வழிபாடு தான் நல்ல பக்தர்களாக இருக்கணும் இந்த வழிபாடு செய்யறதுக்கு உண்மையா பார்த்து போனா கோர்னிதாய் விக்கிரத்தை தான் வச்சிருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கருணையானவங்க Prabhupada said, Gornitai, you can worship just with kirtan. சில புறப்பாட் சொல்லியிருக்கிறாரு கௌரனித்தாய் மூர்த்தியை வந்து வெறும் கீர்த்தனை மூலியமாகவே அவங்களை வழிபடலாம் So here you have Radha and Krishna. You have to worship very carefully. இங்க ராதா கிருஷ்ணா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக நம்ம அவங்களை வழிபடணும் ஒவ்வொரு நாளும் வரணும் யார் அவங்களுக்காக சமைக்கிறா Who is doing the cooking for Radha and Krishna? யார் ராதா கிருஷ்ணாக்கு சமைக்கிறாங்க Taking turns. taking turns. Where? not here. Yeah, everyone here. So who's cooking? யார் சமைக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க யார் யார் விஷயம் எடுத்துக்கிறா கல்கட்டாவில் வந்து நம்ம ஹரிகிருஷ்ண ஆலயத்துக்கு கிட்ட ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடம் மட்டும்தான் அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பஞ்ச நேரத்தில் எல்லாமே நிறையா பேர் வருவாங்க இந்த மாணவர்கள் இந்த மாணவர்களுடைய அம்மா இவங்கெல்லாம் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப அந்த விமர்சமையாக இருக்கணும் பகவான் கிட்ட உதவி கேட்கறதுக்காக பரிசு They do good, the children do good in the exams, they get the blessing and they அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அந்த பரிச்சலான்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பரீட்சைக்கு முன்ன பகவானை வந்து இங்கே வழிபடுவீங்களா அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் பகவானுக்கு வந்து வழிபடலைன்னா எழுத முடியாது If you don't pray to Jagannath, you won't win the war. அதே மாதிரி நீங்க ஜெகநாத வழிபடுறீங்கன்னா போர்ல ஜெயிக்க முடியாது There was a story. The king of Puri, he was, he was to marry the one girl from South India, and she, her father was a Shiva Baba. ஒரு சரித்திரம் இருக்கு போரில் வந்து ஒரு ராஜா வந்து தென் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்ணை ராஜ ராஜகுமாரிய மனம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை ஆனால் அந்த ராஜகுமாரியோடைய தகப்பனார் வந்து ஒரு சிவபக்தன் So the king of Puri, he was to get married, but then the, the, the, one, the man in South India, the father of the girl, he heard that the king of Puri is a sweeper. He sweeps it, he sweeps the road every year. அப்ப அந்த வந்து அவருடைய மகனை கொடுக்க மறுத்தார் ஏன்னு சொன்னாக்கா இந்த பூரி இருக்கிற இந்த ராஜா வந்து ரோடெல்லாம் கூட்டுறாரு ஏன்னா அங்க ஜெகநாட்டு கூட்டுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் ரோடு கூட்டுறதுனால என்னுடைய பொண்ணு ஒவ்வொரு வருஷமும் ஜெகநாத் ரத ஊர்வலம் நடக்கக்குள்ள பூரியில் வந்து இந்த ராஜா வந்து ரோடெல்லாம் தூண்டுவாங்க So when the, the father of the girl is supposed to marry, he had that king in Puri, he's a sweeper. You, you, I can't let my daughter marry a sweeper. அப்போ இந்த விஷயம் அவரு கேள்விப்பட்டவன அந்த ராஜகுமாரியோட தகப்பன அவன் ஒரு தெருவில் கூட்டினான் அப்படின்னு கேள்விப்பட்டவன அவனுக்கு என் மகன மகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு And so the king of Puri heard how this one in South India is calling the king of Puri. He's just a sweeper. He's a low-class person. அப்ப இந்த பூரியோட ராஜா வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் So the king of Puri said, all right, war. And he made a war. He went to fight with the, the, the one in South ஸோ அதனால போரி என்ற ராஜா வந்து அந்த பெண்ணை மணக்கிறதுக்காக போர் புரிஞ்சார் போய் தென்னிந்தியாவில் போய் போர் புரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் அவர் ஜெகநாத வழிபடாம அந்த போருக்கு கிளம்பினார் அந்த போர்ல வந்து அவர் வந்து தோல்வி கண்டார் அந்த போரி ராஜா மறுபடியும் கூறி திரும்பி அவருக்கு வந்து ரொம்ப மன வேதனையாக இருந்தது So King of was shocked. How is it I could be defeated? I should have beaten him. How is it I could be defeated? And then he remembered, oh, I did not pray to Lord Jagannath. அப்ப அந்த ராஜா பூரிக்கு திரும்பினாலே அவர் நினைச்சு பார்த்தார் எப்படி நான் தோல்வி கண்டு அவரை நான் ஜெயிச்சிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து கொண்டு இருக்கையில அப்பதான் அவர் உணர்ந்தாராம் ஜெகநாதன் நான் வெளிப்படலை The poor இந்த போருக்கு போகாதவங்க ஜெகநாத தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை நான் பெற்றிருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் So he went to see Lord Jagannath and he prayed to Jagannath and he told Lord Jagannath, I'm very sorry, I forgot to pray to you. He said, please, please help me, I want to fight again, I want to defeat that king in South India. அப்பாது மறந்த பிறகு அந்த பூரி ராஜாவான ஜெகநாத போய் பார்த்து தரிசனம் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர் செஞ்ச தவிர மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர்கிட்ட உதவி கேட்டாங்க மறுபடியும் நான் அவருக்கு போர் போர் புரிஞ்சு நான் அந்த போர்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் That thing he's saying I'm a sweeper because I'm your devotee. He's saying I'm a low class person and I'm just a sweeper. So I said, please help me to defeat them. அப்போ அந்த பூரி ராஜா வந்து ஜெகநாதனுக்கு சொன்னாங்க நான் உனக்கு பணி பணிவிடை செய்யறதுனால நான் கொடுத்துருந்ததுனால என்னைய வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நான் உன்னுடைய பக்தன் ஆனால் இருந்தாலும் நான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அந்த தென்னாட்டு ராஜா என்னை சொல்லிட்டார் அப்படின்னு இந்த பூரி ராஜா சொன்னார் So Lord Jagannath told him, he said, you go again. He said, I'm coming. And Balarama will also come. You will both come. We will help you to fight this. ஜெகநாத் அந்த நீ மறுபடியும் இந்த மாதிரி நானும் மலராமும் கூட வருவோம் நம்ம மறுபடியும் போர் புரியலாம் அந்த ராஜா எதிர்த்து அப்படி So the king got another army together and then he, he, he, he saw there were two others, two other, one very black color and one very white Krishna and Balaram, they were also there on their horses. They also went to the army. அப்போ ராஜா பூரி ராஜா வந்து மறுபடியும் படையெல்லாம் திரட்டி போருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த படையில வந்து ஒரு கருப்பானவன் வெளுத்தவன் ரெண்டு பேரும் இருந்தாங்க அது வந்து கிருஷ்ணா என்பதாம் அவங்களும் அந்த படையில கூட்டத்தோட இருந்தாங்க And they went and they fought and they beat that team. They won the battle. So the girl who was supposed to marry the king, they took her. She was the princess, the daughter of that king. They took the princess a prisoner and they brought her back to Puri. And the king of Puri said, get her married to a sweeper. and the போன the பிறகு and the அந்த ராஜாவுடைய குமாரியை இழுத்துட்டு வந்து பூரிக்கு இவருக்கு அவங்க அவர் வந்து அந்த பூரி ராஜா ஏற்கனவே அவரை திருமணம் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த வாட்டி வந்து தெரு கூட்டுறவனுக்கு வந்து அவளை கல்யாணம் கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் And so it happened. Next time they had Rath Yatra and the king was sweeping. Then they brought the girl and they said, Here, you're the sweeper. You're the right person to marry this girl. So, அடுத்த வாட்டி ரத ஊர்வலம் அப்போ அந்த ராஜா மறுபடியும் தெருவை கூட்டக்குள்ள அந்த ராஜகுமாரியை கொண்டு வந்து நீ தான் தெருவை கூட்டிக்கிட்டு இருக்க அதனால நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இந்த ரீதியில் வந்து பூரி ராஜா வந்து அவனுக்கு ஒரு மனைவி கிடைத்தார் So, to be the servant of Lord Krishna is a very special thing. We should all take ஸோ கிருஷ்ண பக்தனாகிறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நிறைய நன்மைகள் அதனால பகவானுடைய ஸ்ரீ அர்ச்சனைக்கிறதுக்கு வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச சேவையை செய்யணும் It's a great privilege, it's a great honor to be able to do கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்வது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. What service can we do? Well, some benefit பலவிதமான சேவைகளை செய்யலாம் பகவானுடைய விக்கிரத்துக்கு மாலை கட்டி போடலாம் அதுவும் ஒரு பெரிய ஒரு சேவை சுதாமா he was making flower garlands and Lord Krishna came there with the Lord Balaram and Sudama offered garlands to Lord Krishna. சுதாமா அப்படின்னு ஒரு பக்தர் அவர் வந்து எப்போதுமே பகவானுக்கு மாலை கட்டி போடுவாராம் ஒவ்வொரு வாரம் Sridham வந்து சுதாமா வந்து இந்த கிருஷ்ணருக்கு And Sudama got the blessing from Krishna. Krishna blessed Sudama that he will have no and he will have no problems in his life. At the end of life, he will go back to God. இந்த மாதிரி அவர் பகவான் மாலை கட்டி போட்டதுனால கிருஷ்ணர் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணாராம் அதாவது இந்த வாழ்க்கையில நீ வாழக்குள்ள எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்காது பிறகு கடைசி காலத்துல நீ பகவானை போய் அடையலாம் நீ வந்து அடையலாம் அப்படின்னு அவர் சொல்லுங்க While Krishna was living in Dwarka, there were two devotees of Krishna. They were living in another place. They were living in Mithila. Krishna, Krishna, Sri கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து துவாரகையில் இருக்கக்குள்ள ஒரு ரெண்டு பக்தர்கள் இருந்தார்களாம் ஆனால் அந்த பக்தர்கள் வந்து ஸோ ஒருத்தர் வந்து ராஜா இன்னொரு வந்து பிராமணன் So they were both great devotees of Lord Krishna. So அவங்க ரெண்டு பேருமே பகவானுடைய உயர்வான பக்தர்கள். And they wanted to see Krishna. They knew Krishna was in Dwarka. They wanted to see him. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பகவான் துவாராக இருக்கு இருந்துக்குள்ள அவங்க அவரை தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து பகவானுடைய மூர்த்தி சேவை இருந்ததுனால துவாரங்களை போய் பகவானை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை வாழ்க்கையில் So Lord Krishna came from Dwarka to see them. So Krishna Bhagwan துவாரகையில இருந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இருப்பிடத்துக்கு வந்து அவங்கள பார்க்க வந்தார் And he didn't come alone. He brought all the great sages with him. அவர் ஒண்டியாக வரல போல பெரிய பெரிய மகரிஷிகள் எல்லாம் வந்தாங்க He brought Sukadeva Goswami and Vyasadeva and Asita and Devala and so many great yogis and sages all came with Lord Krishna. கிருஷ்ணனோட கிருஷ்ணனோட வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமி தீரா இந்த மாதிரி நிறைய நிறைய முனிவர்கள் எல்லாம் மகரிஷிகள் எல்லாம் வந்தாங்க They were going to walk. But Lord Krishna said, no, get on my chariot. Come, come on my chariot. அவங்கெல்லாம் தனியாக வரணும் அப்படின்னு நினைச்சாங்களா ஆனால் பகவான் சொன்னால எல்லாம் எல்லாமே என்னுடைய ரதத்தில் ஏறிங்க என்னோட ரதத்தில் போகலாம் அப்படின்னு பகவான் சொன்னார் பகவானுடைய ரதம் வந்து காத்தோட வேகமாக போகும் So Lord Krishna was moving. All the people, they would come, they would offer their obeisances to get blessings from Krishna. எல்லோரும் வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணி இருந்து Just like when you know, some famous person comes, you want to go and see them, you want to get their blessings. உதாரணம் சொல்றாரு அதாவது புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு சொன்னாக்கா அங்க போய் நம்ம பார்க்க விருப்பப்படுவோம் If a Amita Bachchan comes, oh Amita Bachchan, oh, I want to go and see him. Oh, I want to I watch his movies all the time. Let me go and see him. அமிதாப் பச்சன் சொல்றாரு அமிதாப் பச்சன் திடீர்னு சொன்னாக்க நம்ம எல்லாம் அமிதாப் பச்சனை பார்க்கணும் அப்படின்னு So when Lord Krishna was coming with all the great sages, all the people, they also were all there on the roadside to see Krishna and offer respect. அதே மாதிரி கிருஷ்ண பகவானும் அவளை மகரிஷிகளும் அவங்க எல்லாரும் வெளியே வந்து பகவானை பார்க்கணும் நமஸ்காரம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட வந்து பார்த்தாங்க but still they, by Krishna's mercy they could all see Krishna, they could all get his கிருஷ்ணருடைய ரதம் அதிக வேகமாக காத்து மாதிரி சென்று சென்றிருந்தாலும் எல்லோரும் பகவானை பார்க்க முடிந்தது அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடிந்தது அவருக்கு அந்த அனுகிரகம் பெற்றார்கள் you're so fortunate. Krishna is staying here. Your deity. You have to worship every day. நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க பகவான் இங்க விக்கிரக ரூபத்தில் இருக்கிறவங்க அவருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபடுத்தி அவர் சேவை செய்யணும் here. Krishna has come to Bahal. உங்களுக்கு எல்லாம் நிறைய அனுகிரகம் இருக்கிறது பகவான் இங்க பகாவா வந்திருக்கிறார் And you can clean the temple. இந்த இந்த ஆலயத்தை நீங்க வந்து சுத்தப்படுத்தலாம் சுத்தப்படுத்துற மூலியம் கூட அது வந்து பகவானுக்கு ஒரு பெரிய சேவை பகவானுக்கு ஆர்த்தி செஞ்சாலும் சரி இல்லை இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தினாலும் சரி பகவானுடைய பார்வையில ரெண்டு சேவையும் ஒரே தரமானதுதான் பகவான் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே என்னுடைய பக்தர்கள் Just like Krishna went to see the king, Bahuvasra, and he went to see the Brahmana, Shripadev. எப்படி பகவான் அந்த ஒரு ராஜாவும் ஒரு பிராமணனும் பார்க்க போனாரோ the king is very opulent in the palace, and the Brahmana is very simple in the little cottage. the ராஜா வந்து பெரிய மாதிரி வாழ்ந்திருந்தாரு ஆனா அந்த பிராமணனும் ஒரு குடிசையில தான் வாழ்ந்திருந்தாரு different perceptions but both devotees ரெண்டு பேருமே வெவ்வேறு வகையாக பகவானை வரவேற்றாங்க ஆனா இருந்தாலும் ரெண்டு பேருமே பகவானுடைய பக்தர்கள் அதனால பக்தி ரொம்ப முக்கியம் ஓகே ஏதாவது கேள்விகள் சரியான ஒரு நெருக்கமான உறவு இல்லையாம் அந்த நேரத்தில் இருந்தாலும் சில பிரபுபாண்டை வந்து அவர் நிறைய இடத்துல அவர் பார்த்துருக்கிறாராம் teaching us, he always wanted to guide us, to be devotees, how to serve Krishna. ஸ்ரீலா பிரபா இப்போ எப்போதுமே அவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாராம் இப்படி ஒரு நல்ல பக்தர்களாகி பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு இது சம்மந்தமாக அவர் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்ரீகா தான் வைக்க சொல்லுவாராம் அழகான திலகம் போட சொல்லுவாராம் Lord Chaitanya also was very particular about சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த திலகம் போடுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாராம் யாரு திலகம் இல்லாம வந்தாங்க வீட்டுக்கு போய் திலகம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் So Prabhupada also, he liked to see the devotee also shave their head, have nice tilak. அதே மாதிரி கிருஷ்ணா பிரபுபாரம் பக்தர்கள் வந்து இந்த சிகை முடியை வந்து அழகாக வெட்டி வச்சு அழகான திலகம் போட்டு அவர் ரொம்ப விருப்பப்படுவாங்க அதே மாதிரி சொல்ல பிரபுபால் வந்து சங்கர் ஆலயத்துக்கு வரக்குள்ள பகவானுடைய மூர்த்திகளை someone, Srila Prabhupada. They always want to see the prasadam, what is the prasadam, what are they offering to the deities. அதே மாதிரி என்ன பிரசாதம் பகவான் ஸ்ரீவிக்கிறதுக்கு ஆஃபரிங் பண்ணுறாங்க இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்க ரொம்ப விரும்புவார் Nice then Prabhupada would complain. He said, cooked this? This is not good cooking. Who's cooked? அதே மாதிரி பிரசாதத்தில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தாலும் அவர் அதாவது யார் சமைச்சா சமையல் இல்லை அப்படி One time Prabhupada was in Los Angeles and the devotees, they made some sweet for Prabhupada. But they made the sweet with some, some they used marzipan and chocolate and they made this kind of sweet and they gave it to Prabhupada. ஒரு சமயம் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பல இனிப்பு பண்டங்கள் எல்லாம் செஞ்சு ஏதாவது சாக்லேட் பொருள்கள் எல்லாம் போட்டு செஞ்சு சில பிரபுபாருக்கு கொடுத்தாங்க But Prabhupada said, what is this? He said, I never taught you to make like this. He said, I taught you to make Bengali sweets. அதை பார்த்த பிறகு சில பிரபுபார் சொன்னா இதெல்லாம் என்ன இது அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்ய சொல்லணும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் பெங்காலிகள் செய்யக்கூடிய ஸ்வீட் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சொக்கரிலிருந்து செய்யக்கூடிய கண்டங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஸ்ரீலா பிரபுபாட் பிரபுபாட் வந்து பகவானுக்கு நல்ல விதமான ஆடைகள் உண்மையான பூக்கள் புஷ்பங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ண அவருக்கு ரொம்ப விருப்பம் அதே மாதிரி பக்தர்கள் எல்லாமே இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே கத்துக்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பம் One day devotee was singing the ஒரு வாட்டி பக்தர்கள் எல்லாமே பாட்டு பாடினாங்க பரமாத்தான் போய் நின்றுட்டாங்க கீதா கவனிச்சிருந்து பாடிட்டு இருக்குள்ள சில பிரபுபார் பக்தர்களை பார்த்து கேட்டாங்களாம் இந்த பாட்டு நீங்கள் பாடுறீங்கள அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாடணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாட்டோட அர்த்தம் தெரியணும் அப்படின்னு சில பிரபுபார் சொல்லுவாங்க அப்ப அந்த பாட்டோட அர்த்தம் தெரியாம பாடுனீங்க சொன்னாக்கா எந்த ஒரு நன்மையும் அடைய முடியாது chant mantra, even Om Namo Bhagavate Vasudevaya, Prabhupada will say, what's the meaning? You know the meaning? அதே மாதிரி ஓம் நம்ம பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொன்னாலும் உடனே கேட்பாங்க உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சில பிரபுபால் கேட்பாங்க that sloka in Bhagavad Where does Krishna say you have to tolerate the heat and the cold? Who knows the sloka? Selainnya telah bapa kita sedi kaki. Sakit pun tak nampak ini yang kanom. Indah yang telah bapa Tuhan ini selawat itu sulit. Uh, ya orang itu selawat itu teriom apa ini kebal. Thank you. ஸ்லோகங்களெல்லாம் இறைவன் சிறுவர்களெல்லாம் பகவத்கீதையை நீங்கள் கற்றுக்கொண்டது யார் பகவத்கீதையை கற்றுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும் வெறும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ள பாடத்தை மட்டும் அதோட நின்று கூடாது அது சாதாரண ஜட வித்யா

But his parents have taught him to recite Vishnu அவருக்கு படிக்க தெரியாது ஆறு வயசு ஆனால் இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த விஷ்ணு சகசரநாமத்தை சொல்றதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் parents have to teach the children. So அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். And if the parents have to teach, then they will learn themselves. You learn by teaching. Every day you get your children and you sit with them and recite some slokas, Bhagavad Gita. Sometimes parents complain, oh my children, they only want to play the mobile phone. சில பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களா என் பிள்ளைங்க வந்து எப்போதுமே fault because you didn't train them properly, you didn't educate them, you didn't teach them to recite Bhagavad Gita. நீங்க வந்து அவங்களுக்கு சரியான வழியில கற்றுக் கொடுக்கல பகவத்கீதையை கற்றுக் கொடுக்கல ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்கல It's not the children's fault, it's the parents. இது பிள்ளைங்களுடைய தவறு கிடையாது பெற்றோர்களுடைய தவறு. Because the parents are not teaching these things. The parents don't do the things, the parents don't know Bhagavad Gita, they don't know Vishnu Sahasranam, they don't recite prayers, so the children don't do it இது வந்து முழுமையா பெற்றோர்கள் தான் காரணம் ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து ஸ்லோகம் தெரியல பகவத்கீதை தெரியல விஷ்ணு சகசிரநாமம் தெரியல அதனால அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்க But when the parents are doing, if the parents every day, if you do arti at home every day, you sing Guru Vastika and everything, Then children will learn. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆழ்த்தி பகவானுக்கு ஆழ்த்தி எடுத்து வழிபட்டு இந்த மாதிரி ஒரு வருஷ காலம் பாடி இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளும் அவங்க பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கும் So Prabhupada would ask us, he would test us, are you reading? Have you read my books? So Prabhupada வந்து கேட்பாங்க நீங்க படிக்கிறீங்களா என்னுடைய புஸ்தகத்தை நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க So of God. Who knows this verse? திடீர்னு சில நேரத்தில் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு யார் தெரியும் யாருக்கு தெரியும் இந்த ஸ்லோகம் அப்படின்னு கேள்விங்க Checking on us to see are we doing everything properly. He would see the car. Are you keeping the car clean? This is Krishna's car. Cars given to Krishna, but uh, it's Krishna's car, you're using it for Krishna's service. You must take care of it. இதே மாதிரி அவ்வப்போது சில புரோபால் வந்து பக்தர்களை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது சேவையை வந்து ஒழுங்கா செய்யறாங்களா அப்படின்னு மகாராஜ் உதாரணம் கொடுத்தாரு காடி அப்போ இந்த காடி வந்து கிருஷ்ணா சேவைக்கு பயன்படுத்தக்குள்ள இந்த கிருஷ்ணா சேவைக்கு படுத்த இந்த காலை நீங்க ஒழுங்கா வச்சுக்கணும் ஒழுங்கா வச்சுக்கிறாங்களா அப்படின்னு அவ்வப்போது அவரை வந்து கேட்பாங்க அதே மாதிரி பகவானுடைய ஆலயத்தை வந்து பரிசுத்தமா வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் இந்த பகவசத்தை சொல்றாரு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சுத்தமா இருக்கிறாரு somebody is taking care. Somebody must be cleaning. அதே மாதிரி யாரோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்தை சுத்தமாக பார்த்துக்கணும் அழகாக வச்சு இந்த ரெண்டு வருஷ காலமாக இந்த வியாதினால சரியான ஒரு ப்ரோக்ராம்லாம் சென்டர்ல செய்ய முடியல ஆனால் இருந்தாலும் பகவான் இங்க இருக்கிறாரு அவர்க்கு ஆபரிங் ஆசைணும் நியாயத்துக்கு கிட்ட போகணும் அவருடைய ஆயக்க வந்து சுத்தமாக வெச்சக்கணும் சோ பிரபுபாத சம்டைம்ஸ் யூ கேட் அப்செட் யூ டு நாட் பீ ப்ளீஸ் தட் வி டிட் டு நைஸ் யூ கெட் ऍंग्री एटัส servlet பிரபுபாத மன வேதனை ஆகிரமா அவருடைய ஆத்திரம் பண்ணறோம் மற்ற பத்தர்கள் மேல அவருடைய வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க அதே நேரத்தில் அவருக்கு ரொம்ப மென்மையாகவும் இருப்பார் Just like when I got initiation, I got initiation with many other people. There were about 15. We all got initiated in London. And so after initiation, it was the next day, Prabhupada said to the temple president, he said, you know, I give initiation all these people. Did none of them give me any dakshi? ஒரு சமயம் மகாராஷ்டிரிலிருந்து சிலா பிரபுபாக்கிட்ட தீட்சை பெறக்குள்ள ஒரு பதினஞ்சு பேரோட அவர் தீட்சை பெற்றாராம் லண்டனில் தீட்சை எல்லாம் முடிஞ்சு மறாநாள் சிலா பிரபுபா அந்த ஆலயத்தினோட பிரச்சனையை கூப்பிட்டு அவர் சொன்னாங்கன்னா நான் இவ்வளோ பேருக்கு தீட்சை கொடுத்தேன் யாரும் எனக்கு தட்சிணை கொடுக்கல அப்போ அந்த ஆலய தலைவர் சொன்னாங்கன்னா பிரபு சிலா பிரபுபா கிட்ட அவங்ககிட்ட ಕಾಸಿದ್ದಾರೆ we were all full time devotees ದೀಕ್ಷಾ ಪಡೆದವರು ಎಲ್ಲಾರು ಗುರುನೇರ ಭಕ್ತರು and every day we just sell book sell magazine whatever money we got went to the temple அவங்க எல்லாமே ஒவ்வொரு நாளும் புஸ்தகங்களும் வித்துதான் அந்த காசு ஆக்கி அந்த காசு எல்லாமே கோயிலுக்கு கொடுத்துருவாங்க so Prabhupada said well they should give இப்போ ஷீலா குரூப்னு சொன்னாலும் பரவாயில்ல அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி பகவானுக்கு சேவை செய்யலாம் அந்த இந்த மாதிரிலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் சார் இந்த இந்த ரீதியில வந்து நான் ஷீலா குரூப்பாக்க என் கடனை அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவேன் நான் ஷீலா குரூப்பா கிட்ட இருந்து தீட்சா பெற்றது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னும் அவருக்கு அந்த கடனை கட்டிட்டு இருக்கிறேன் Okay? Hare Krishna. Shri Prabhupada ki. Yeah. Bhakti ki. Yeah. Bahav Yatra ki. Yeah. Shri Bhakti Vijna Vinas Maharaj ki. Yeah. Bhakti Vijna Vinas Narasimha Maharaj ki. Yeah.